அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் சில்வர் மைக்ரோவில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்க்குறோம் இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இப்போ நமக்கு பாருங்கள் ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆகுது இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மே தேர்ட்டீன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஈவினிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு மார்க்கெட் நமக்கு தெரிஞ்சது தான் கொஞ்சம் கண்டினியூஸ் டவுனில் இறங்கிட்டு இருக்கு சில்வர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் கால் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்திருக்கு ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபிஃப்டியில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இதில் கீழே ஃபஸ்ட் டாரட் வந்து fifty eight thousand nine naught two second target பார்த்தீங்கன்னா fifty eight thousand seven fifty four மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய வேலை இந்த சார்ட்டில் ஒன்றுமே இல்லை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை எவ்ரிடே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ அதுவும் மேனுவல் ட்ரேட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை ஆட்டோ ட்ரேட் வேணும்னா வேணும்னாலும் நீங்கள் அதை பற்றி அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இப்போ நமக்கு பாருங்கள் நமக்கு பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த டூ மினிட்ஸ் கேப்லேயே நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா fifty nine thousand range break out ஆயிருக்கு fifty nine thousand break out ஆனோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு நம்ம கிடைச்ச செல் கால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு eighty percent of target achieve பண்ணுச்சு பட் அகைன் மார்க்கெட் ரிட்டன் ஆச்சு ரிட்டன் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த செல்லிங் ரேஞ்ச்லேயே தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் சடனாக ஒரு டவுன் அந்த டவுனில் இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுனில் மார்க்கெட் செகண்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டேயும் போச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்